GeoGebra வில் Theorems on Chords and Arcs குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு. Tutorial இன் இறுதியில் பின்வரும் தேற்றங்களை நிரூபிக்கலாம். Chords of Circle Arcs of Circle GeoGebra வில் அடிப்படை வேலை செய்யும் திறன் இருப்பதாக கொள்கிறேன். இல்லை எனில் பொருத்தமான tutorial களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும். இந்த டியூட்டோரியல் ஐ பதிவாக்க பயனாவது Ubuntu Linux OS version 1110 GeoGebra version 32470 பின்வரும் ஜியோஜெப்ரா டூல் களை பயன்படுத்தலாம் circle with centre and radius circular sector with centre between two points circular arc with centre between two points midpoint மற்றும் perpendicular லைன் புதிய GeoGebra விண்டோ வை திறக்கலாம் Dash home media Applications, Type ல் மற்றும் ஜியோஜெப்ரா தேர்க ஒரு தேற்றத்தை துவக்குவோம் வட்ட மையத்திலிருந்து நானிற்கு வரையப்படும் செங்குத்து நானை இரு சமக்கூறிடும் வட்டத்தின் மையம் ஆ விலிருந்து நாண் பிசி க்கு வரையும் இரு நாணை இருசமக்கூறிடும் ஒரு தேற்றத்தை சரிபார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் லில் ஆக்ஸஸ் க்கு பதில் கிரிட் லேயூட் ஐ பயன்படுத்துகிறேன் டிராவிங் பாட் மீது வலது சொடுக்கவும் கிராபிக் வியூ வில் ஆக்ஸஸ் ல் குறி நீக்கி கிரிட் ஐ தேர்க ஒரு வட்டத்தை வரைவோம் circle with centre and radius tool ஐ தேர்க டிராவிங் பாட் இல் புள்ளி ஏவை ஐ குறிக்கவும் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது ஆரத்துக்கு 3 என டைப் செய்து ஒக் செய்க ஆ ஐ மையமாகக் கொண்டு ஆரம் 3 சென்டிமீ கொண்ட வட்டம் வரையப்பட்டது ஆ ஐ நகர்த்த வட்டமும் நகருவதைக் காணலாம் segment between two points tool ஐ தேர்க வட்டத்தின் பரிதியில் புள்ளிகள் ப் மற்றும் சி ஐ குறிக்கவும் நாண் பிசி வரையப்பட்டது பிசி இலிருந்து ஒரு செங்குத்துக்கோடு புள்ளி ஆ வழியே செல்லும்படி வரைக பெர்பெண்டிக்குலர் லைன் டூல் மீது சொடுக்கவும் நாண் பிசி மற்றும் புள்ளி ஆ மீது சொடுக்கவும் புள்ளி B ஐ நகர்த்த எப்படி செங்குத்து கோடு அதனுடன் நகர்கிறது என்று காணலாம் செங்குத்து கோடும் நாண் பிசி யும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது சொடுக்கவும் வெட்டு புள்ளியை ட் என குறிக்கவும் ட் பிசி நாணின் மையப்புள்ளிதானா என சோதிக்கலாம் டிஸ்டன்ஸ் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ப் ட் DC மீது சொடுக்கவும் BD மற்றும் DC தூரங்கள் ஒன்றாக உள்ளன அதாவது D நான் BC இன் மையப்புள்ளி கோணம் CDA வை அலப்போம். ஆங்கிள் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் சி மீது சொடுக்கவும் கோணம் சிடிஏ 90 டிகிரி தேற்றம் சரிபார்க்கப்பட்டது புள்ளி சி ஐ நகர்த்தலாம் தூரங்கள் புள்ளி சியுடன் யுடன் நகர்வதை காணலாம் ஃபைலை சேமிக்கலாம் ஃபைல் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் ஃபைல் நேமை சர்க்கிள் ஹைஃபன் கார்ட் என உள்ளிடுகிறேன் சேவ் மீது சொடுக்கவும் அடுத்த தேற்றத்துக்கு போகலாம் ஒரே வில்லால் தாங்கப்படும் உள்கோணங்கள் சமம் ஒரே வில் பிசி தாங்கும் கோணங்கள் பிடிசி யும் பிஇசி e யும் சமம் தேற்றத்தை சரிபார்க்கலாம் புதிய ஜியோஜெப்ரா விண்டோ ஒன்றை துவக்கலாம் பைல் நியூ மீது சொடுக்கவும் ஒரு வட்டம் வரையலாம் toolbar circle with centre through point tool ஐ சொடுக்கவும் புள்ளி ஆ ஐ மையமாக குறியிடுக மீண்டும் சொடுக்கி புள்ளி ப் மற்றும் சி ஐ பரிதியில் பெறுக வில் பிசி ஐ வரையலாம் circular arc with centre between two points மீது சொடுக்கவும் புள்ளி A, B மற்றும் C ஐ பருதியில் சொடுக்கவும் வில் பிசி வரையப்பட்டது வில் BC இன் பண்புகளை மாற்றுவோம் Algebra View வில் ஆப்ஜெக்ட் D மீது வலது சொடுக்கவும் ஆப்ஜெக்ட் Properties ஐ தேர்க கலர்க்கு Green கிரீன் மீது சொடுக்கவும் மூடவும் நியூ பாயிண்ட் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ட் மற்றும் எ e ஐ வட்டத்தின் பருதியில் குறிக்கவும் வில் பிசி இருந்து புள்ளிகள் ட் மற்றும் எ e க்கு இரண்டு கோணங்கள் தாங்கும்படி வரைவோம் பாலிகன் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் எ ப் ட் சி மற்றும் எ e மீது சொடுக்கி படத்தை பூர்த்தி செய்க கோணங்கள் பிடிசி மற்றும் பிஇசி e, ஐ அளக்கலாம் ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ப் ட் சி மற்றும் பிஇ e, மீது சொடுக்கவும் கோணங்கள் பிடிசி மற்றும் BEC சமம் என காணலாம் அடுத்த தேற்றத்தை சொல்வோம் மையத்தில் வில் தாங்கும் கோணம் அதே வில் தாங்கும் உள் கோணங்களின் மதிப்பை விட இரு மடங்காகும் வில் BC மையம் A வில் தாங்கும் கோணம் BAC அதே வில் தாங்கும் உள்கோணங்கள் பிஇசி e, மற்றும் பிடிசி போல இருமடங்காகும் தேற்றத்தை சரிபார்க்கலாம் ஒரு கோண பகுதி ஏபிசி ஐ வரைவோம் circular sector with centre between two points tool மீது சொடுக்கவும் புள்ளிகள் ஆ சி மீது சொடுக்கவும் வட்டக்கோண பகுதி ABC க்கு வேறு வண்ணம் பூசலாம் வட்டக்கோண பகுதி ABC மீது வலது சொடுக்கவும் ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ தேர்க கலர் ஐ கிரீன் என உள்ளிடுக குளோஸ் மீது சொடுக்கவும் கோணம் பாக் ஐ அளக்கலாம் ஆங்கில் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் ப் மீது சொடுக்கவும் கோணம் பாக் கோணங்கள் பிஇசி e மற்றும் பிடிசி போல இரு மடங்கு ஆகும் புள்ளி சி ஐ நகர்த்தலாம் கோணம் பாக் எப்போதுமே கோணங்கள் பிஇசி e மற்றும் பிடிசி போல இரு மடங்கு என காணலாம் ஆகவே தேற்றங்கள் சரிபார்க்கப்பட்டன இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது சுருங்க சொல்ல நாம் கற்றது மையத்தில் இருந்து வரையும் செங்குத்து கோடு நாணை இரு சமசீராக வெட்டும் ஒரே வில் உருவாக்கும் தாங்கு உள் கோணங்கள் சமமானவை வட்டத்தின் மைய கோணம் அதே வில்லால் தாங்கப்படும் எந்த உள் போலவும் இரு மடங்காகும் அசைன்மென்ட் ஆக வருவனவற்றை சரிபார்க்கவும் ஒரு வட்டத்தின் சம நாண்கள் வட்ட மையத்தில் இருந்து சம தூரத்தில் இருக்கும் ஒரு வட்டத்தை வரைக கொடுத்த நீளத்துடன் வட்ட பகுதியை பாயிண்ட் டூல் ஆல் வரைக அதன் மூலம் ஒரே அளவான இரண்டு நாண்களை வரைக மையத்தில் இருந்து நாண்களுக்கு செங்குத்து கோடு வரைக வெட்டு புள்ளிகளை குறிக்கவும் செங்குத்து தூரத்தை அளக்கவும் அசைன்மென்ட் ஆட்புட் இப்படி இருக்க வேண்டும் தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல் பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும் தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி